அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் லிங்க் சேனலில் வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை புதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கிளோ பட்டனும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் லால் அப்படின்ற கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுங்க நம்ம போடுற ஒவ்வொரு புத்தம்பது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட லிங்க்கை வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்கை நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்பு அறிவிக்கல் மற்றும் அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் பற்றிய விவரங்களை உடனுக்குடன் தெரிவிக்கும் சேனல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த இதில் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் government job application so next பார்த்தீங்க அப்படின்னா airport authority Indian recruitment job கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வாட்ஸ்அப் லிங்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை பிளாகருக்கோ வந்து கொண்டு போகும் அதில் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் படிக்க பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஸ்லோவாக இருக்குது நான் பேக் வந்துடுறேன் இப்போ மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வந்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு போட்டிருக்காங்க விண்ணப்பிக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு லவருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் job government job central government job தேவைப்படுது அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எப்படி தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு கிளிக் பண்ணுவோம் ஸோ இது டேரெக்டாக ஒரு வெப்சைட் வந்து கொண்டு போகுது one on one online today go dot IN அப்படின்ற வெப்சைட்டுக்கு ஸோ இதில் வந்துட்டு இதோட ஃபுல் வேக்கண்ட் என்ன வேக்கண்ட் இருக்குது இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சேலரி ஏஜ் லிமிட் எவ்வளோ என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்புறம் எப்படி செலெக்ஷன் நடக்கும் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பற்றி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்க பாருங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனல்லேருந்து நீங்கள் வந்து government job central government job try பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி இந்த டெலிகிராம் சேனலில் சேனலில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறேன் வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் கொடுத்துருக்கோம் அது கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் கேட்கும் இப்போ இந்த லிங்க் டைட்டில் கீழே பார்த்திங்க அப்படின்னா லிங்க் இருக்கும் ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் விட்டு வந்து ப்ரௌசர் இருக்கும் ஸோ நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் வந்து நம்ம ஓப்பன் கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து இந்த டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் மென்ஷன் ஆகும் இந்த இடத்துல ஜாயினோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஃபாலோ பட்டன் இருக்கும் ஸோ நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து நான் இதில் தான் வந்து கொடுப்பேன் லிங்க்கும் வந்து டேரெக்டாக இதில் தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து and government job central government job எல்லாமே ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாப் தேடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லினா லைக் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்லினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website லிங்க்கை வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க்கை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்கே நம்ம சேனலில் வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கூட பார்க்கலாம் ஓகே பாய்